ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காடை மிளகு ஃப்ரை பண்ண போகிறோம் பெப்பர் ஃப்ரை இதுக்கு வந்து நான் ஆறு காடை எடுத்திருக்கேன் ஆறு இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஹோட்டல்லலாம் போய் சாப்பிடவே வேண்டாம் நீங்கள் வீட்லேயே வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி நல்லா வந்து ஹைஜீனிக்காக ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிட்லாம் இப்போ இது வந்து நல்லா நல்லா மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் நான் போட்டுடுறேன் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை மிளகு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது ஃப்ரை ஆகட்டும் இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போடுறேன் ஒரு மூணு வெங்காயம் வந்து நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்கேன் இது வதங்கட்டும் கூட கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை இதை வந்து நல்லா வந்து நம்ம கலக்கி விடலாம் இது நல்லா மசாலா வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கி வருது இப்போ வந்து நம்ம காடை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட வந்து கொஞ்சம் கலந்து விடலாம் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் இது வந்து ரொம்ப லேட்டாக ஆகாது அதனால் வந்து நீங்கள் இப்போ நான் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றுறேன் அப்படியே திருப்பி விடுங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வேகத்தான் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வந்துடுச்சு நம்ம வந்து மிளகுத்தூள் தூவிக்கலாம் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் மிளகுத்தூள் தூவி கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் இப்போ காடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு காடை மிளகு ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்